எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது போச்சம்பள்ளி டைப்பில் இருக்கக்கூடிய சில்க் காட்டன் சாரீஸுங்க வாங்க ஒவ்வொரு சாரியை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சாரியுடைய நம்பர் டபுள் சிக்ஸ் ஒன் சாரியுடைய நம்பர் டபுள் சிக்ஸ் ஒன்னுங்க இது வந்து fifty percent pure silk and fifty percent pure cotton மிக்சிங்கில் கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடிய சாரீ எல்லா சாரீஸ்லையுமே உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டமில் எயிட் இன்ச் பார்டர் வந்துடும் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ப்ளைனாக வரும் பாடி ஆஃப் சாரீ அண்ட் பல்லு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து டை டிசைன் இருக்கும் ப்ளவுஸுங்க ப்ளவுஸ்லேயுமே உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டமில் அந்த எயிட் இன்ச் பார்டர் வந்துடும் பாடியில் வரக்கூடிய அந்த எயிட் இன்ச் பார்டரில் உங்களுக்கு டை டிசைனுமே வந்துடுங்க பாடி ஆஃப் சாரி பார்த்துட்ருக்கீங்க body of sari background colour வந்து எல்லோ கலர்லேயும் மேங்கோ எல்லோலேயும் பல்லூன் ப்ளவுஸ் வந்து பீகாக் ப்ளூ கலரில் இருக்குங்க next sari sari number six double two sari double six two சாரியுடைய நம்பர் டபுள் சிக்ஸ் டூ பல்லுவன் ப்ளவுஸ் பர்பிள்லேயும் body of sari background colour sandal colour light கலரில் இருக்குங்க இதில் வந்து பியூர் சில்க் மிக்ஸ் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து ட்ரை வாஷ் தாங்க பண்ணணும் நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடாது த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த சாரீஸ் கிடைக்குது இந்த சாரீஸை நீங்கள் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன்லேயும் புக் பண்ணலாம் கேஷ் ஆன் டெலிவரியிலையும் புக் பண்ணலாம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸோ லிமிடேஷன்ஸோ கிடையாதுங்க எத்தனை சாரி வேணாலும் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் ப்ரீபேமெண்ட் பண்ணி ஆர்டர் பண்ணலாம் இந்தியாவுக்குள்ளே எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் சென்ட் பண்ணி தரோம் இதுவே கேஷ் ஆன் டெலிவரியில் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ஒரு சாரி தான் அட் டைமில் புக் பண்ண முடியும் அந்த சாரி புக் பண்ணுறதுக்குமே three hundred rupees extra charges ஃபஸ்ட்டே பே பண்ணால் தான் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுவோம் பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியோடைய ப்ரைஸ் என்னவோ அதை நீங்கள் கேஷ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது ப்ளூ அண்ட் ப்ளூ காம்பினேஷன் அதாவது பாடி ஆஃப் சாரி பேக்ரவுண்ட் கலர்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கை ப்ளூவில் வந்துடும் பல்லுவன் ப்ளவுஸ் வந்து இங்க் ப்ளூ கலரில் வரும் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து எக்ஸ்ட்ரா வருங்க நம்பர் ஆஃப் சாரீஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் நெக்ஸ்ட் சாரீ பார்க்குறீங்க sari number double six four பல்லுவன் blouse red colour body of sari background கலர்னு பார்த்துட்டிங்கன்னா ஒயிட்டு அதில் வந்து கிரே அண்ட் ரெட் டிசைன் இருக்குது அண்ட் இது வந்து சில்க் காட்டன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் லைட் வெயிட்டுங்க அண்டு லிட்டில் பிட் டிரான்ஸ்பரண்ட்டாக தாங்க இருக்கும் ஆனால் இதை நீங்கள் வியர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரிச் அண்ட் எலகண்ட் லுக் கொடுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் sari next number double six five body of sari background colour dark green கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் மெஜந்தா கலர்லேயும் இருக்குங்க இந்த சாரீஸை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தாங்க புக் பண்ண முடியும் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க nine zero four three eight zero nine five six two இந்த நம்பருக்கு நீங்கள் சாரீ கூட சென்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அதுவும் அந்த சாரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வேணும்னா மட்டுமே புக் பண்ண சொல்லுங்கள் அண்டு புக் uh, பண்ண சொல்லிவிட்டு மெசேஜுக்கு எங்கள் மெசேஜ் ரிப்ளைக்காக வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மக்கிட்டேருந்து ரிப்ளை வரும் உங்கள் மெசேஜ் பார்க்கும்போது நீங்கள் இந்த சாரீ கோடோட புக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க அந் அந்த டைமில் அந்த சாரீ அவைலபிளாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து புக் கொடுப்பாரிங்கிற ரிப்ளை கொடுப்போம் நம்மளும் உங்கள் நம்பரை நோட் பண்ணிக்குவோம் சப்போஸ் அவைலபிளான்னு மட்டும் கேட்டிங்கன்னா அது அவைலபிளாக இருந்தால் அவைலபிள்னு சொல்லிவிட்டு நான் நெக்ஸ்ட் மெசேஜ் போயிடுவேனே தவிர உங்கள் நம்பரை நோட் பண்ண மாட்டோம் ஸோ யார் ஃபஸ்ட்டாக அந்த சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ண சொல்கிறாங்களோ அவங்க நம்பரை நம்ம ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்குவோம் அவங்களுக்கும் புக் கொடுப்பாரிங்கிற ரிப்ளை கொடுப்போம் இப்போ நீங்கள் பக்கத்தில் பழுவன் ப்ளவுஸ் டார்க் க்ரீன் கலர்லேயும் பாடி ஆஃப் சாரீ வந்து டபுள் ஷேடில் வருதுங்க கண்டிப்பாக இது ஃபோட்டோவில் கேப்சர் பண்ணவே முடியாது நீங்கள் வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது ஆரஞ்ச் அண்டு சாண்டில் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் sari number double six seven body of sari background colour white கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் வந்து ரெட் கலர்லேயே இருக்குது நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக வந்து இந்த சில்க் கட்டன் சாரீஸில் ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷனில் கேட்டிருந்தீங்க ஸோ இந்த அப்டேட்லேயே உங்களுக்கு வந்து ரெண்டு ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷனில் இருக்குது டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் வேணுங்கிறவங்க நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஆன் டைமில் தாங்க புக் பண்ண முடியும் கலெக்ஷன்ஸ்னு கேட்டிங்கன்னா நம்ம குரூப்பில் அப்டேட்ஸ் போடுறோம் இல்லையா அந்த கலெக்ஷன்ஸ் தாங்க எவ்ரிடே வந்து ரெண்டு அப்டேட் நம்ம போடுறோம் அந்த அப்டேட்லேருந்து தாங்க நீங்கள் புக் பண்ண முடியும் செப்பரேட் கலெக்ஷன்ஸ்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு செப்பரேட் கலெக்ஷன்ஸ்க்கான ஃபோட்டோஸோ வீடியோஸோ செப்பரேட்டாக இல்லைங்க ஸோ அதனால் நம்ம எப்போவுமே செலெக்ஷன்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து செப்பரேட் கலெக்ஷன்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா நம்ம குரூப்பை தான் வந்து ஃபாலோ பண்ண சொல்லுவோம் அதே மாதிரி சாரீ தயவு செஞ்சு ஹோல்டு பண்ணாதீங்க உங்களுக்கு வேணும்னா வேணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டே சொல்லிடுங்க அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுங்கள் வேணாங்கிறது சப்போஸ் புக் பண்ணிட்டீங்க ஆனால் வந்து உங்களுக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இமீடியட்டாக சொல்லுங்கள் லேட் பண்ண வேண்டாம் ஏன்னா அந்த சாரீ வந்து கேட்குறவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் இல்லையா அதுக்காக தான் நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வேணும்னா புக் பண்ணுங்கள் வேண்டாம்னா இமீடியட்டாக சொல்லுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு அடுத்து கேட்குற கஸ்டமருக்கு எங்களால் ஃபார்வர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது பல்லுவன் அண்ட் ப்ளவுஸ் வந்து green colour body of sari background colour வந்து சாண்டில் கலர்லேயே கொஞ்சம் டார்க்காக இருக்கும் next sari number double six nine பழுவன் blouse ink blue body of sari background colour இது வந்து லைட் சாண்டில் கலரில் இருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே silk cotton saris fifty percent pure silk fifty percent pure cotton மிக்சிங்கில் கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடிய sari three thousand five hundred ஒர்த்தில் இந்த சாரீ வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம சென்ட் பண்ணி கொடுக்குறோம் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் இந்த சாரீஸை புக் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரிலையும் புக் பண்ணலாம் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன்லையும் புக் பண்ணலாம் ப்ரீபேமெண்ட்டில் புக் பண்ணிங்கன்னா எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லைங்க கேஷ் ஆன் டெலிவரியில் புக் பண்ணிங்கன்னா three hundred rupees extra charges முன்னாடியே பே பண்ணணும் body of sari dark green balloon blouse red colour sari number six seventy அதே மாதிரி இதெல்லாமே ஒரு ஒரு பீஸ் தாங்க அவைலபிளாக இருக்குது இப்போ இந்த கலர் காம்பினேஷன் இந்த டிசைன் பார்க்குறீங்கன்னா ஒரு ஒரு பீஸ் தான் அவைலபிளாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து யார் கேட்குறாங்களோ புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மேக்ஸிமம் இந்த சாரீ கிடைக்குமே தவிர அடுத்து எத்தனை பேர் கேட்டாலுமே வந்து கண்டிப்பாக அனதர் கஸ்டமர் புக்குடு இல்லை சோல்டுங்கிற ரிப்ளை தாங்க எங்களால் கொடுக்க முடியும் sari number six seven one பல்லுவன் ப்ளவுஸ் வந்து ஆரஞ்சு கலர்லேயும் ஃபேண்டா ஆரஞ்சுலையும் பாடி ஆஃப் சாரி பேக்ரவுண்ட் கலர்னு பார்த்துட்டிங்கன்னா ஒயிட்டில் இருக்கும் ஸோ ஒரு செக்குடு டைப் மாதிரி இருக்குங்க பாடியில் வரக்கூடிய டிசைன் ரிட்டர்ன் பாலிசி பொறுத்த வரைக்கும் சாரி உங்களுக்கு டேமேஜாக வந்தாலோ அல்லது நீங்கள் புக் பண்ண சாரீ இல்லாமல் வேறு சாரி வந்தாலோ தாராளமாக அப்ரோச் பண்ணலாம் கம்பல்சரி பார்சல் ஓப்பனிங் வீடியோ வேணுங்க பார்சல் ஓப்பன் பண்ணுறதுலேருந்தே நீங்கள் சாரியும் காட்டி எங்களுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும் sari number six seven two கலருக்கோ குவாலிட்டிக்கோ ஹேண்ட்லூம் மார்க்ஸ்க்கோ ரிட்டர்ன் பாசிபிள் இல்லைங்க நம்ம போடுறது எல்லாமே மேக்ஸிமம் வந்து ஹேண்ட்லூம் சாரீஸுங்கிறதுனால கண்டிப்பாக ஹேண்ட்லூம் மார்க்ஸ் இருக்குங்க நீங்கள் வந்து ஒன்ஸ் ஹேண்ட்லூம் சாரீஸோ அல்லது பியூர் சில்க்கோ வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பியூர் சில்க் பற்றி எந்த ஐடியாவும் இல்லை ஹேண்ட்லூம் சாரீஸ் எப்படி இருக்குங்கிற ஐடியா இல்லைன்னா தயவு செஞ்சு அதை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க தெரியாமல் வாங்கினீங்கன்னா மேபி டிசப்பாயின்மெண்ட் கூட வரலாம் ஏன்னா ஹேண்ட்லூம் சாரீஸில் ஹேண்ட்லூம் மார்க்ஸோடு தான் வரும் ஸோ தெரிஞ்சவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் ஹேண்ட்லூம் சாரீஸு பியூர் சில்க்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துக்கு இன்னும் ரெண்டு இடம் மூணு இடம் கூட நீங்கள் பாருங்கள் சாரீஸ் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நீங்கள் வாங்கலாம் ஸோ அப்படி நீங்கள் எங்கே வாங்கினீங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறதுல பலூன் ப்ளவுஸ் வந்து இங்க் ப்ளூலையும் body of sari background colour வந்து ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குது sari number six seven two இப்போ நீங்கள் பார்த்து சாரீஸில் ஏதாவது புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்